ஹாய் குட்டீஸ் நாம இன்னைக்கு காஃபி குடிக்கிற கப்பை வச்சு வித்த விதமான பொருட்களை செய்ய போறோம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் காகித கப்புகள் மற்றும் கத்தரிக்கோல் அவ்வளோதான் முதல்ல ஒரு காகித கப்பை எடுத்து அதன் விளிம்புகளை வெட்டி எடுத்துடுங்க இப்போ இத மெல்லிய ஸ்ட்ரிப்புகளாக வெட்டணும் ஒரே மாதிரி இணையாக இருக்கணும் இத கீழ் நோக்கி அழுத்தினா மேல எந்திரிக்கும் திருப்பி மேல் புறமா பார்த்தா சமச்சீர் தன்மையா இருக்கும் பார்க்கவே அழகா இருக்குல்ல இது வேற ஒரு வடிவம் இரண்டு கப்புகளை வச்சு இது போல லேம்ப் செய்யலாம் அட இங்க பாருங்க ஒரு குட்டி மேசை இதுல பாருங்க மரம் ஜன்னல் பின்னால தெரியுதே அத அப்படியே திருப்பினா அட முன்னால தெரியுதே இதுல ஒரு பக்கம் வீடு ஒரு பக்கம் மரம் இருக்கு இது கப்பல செஞ்ச விளக்கு இது முப்பரிமாண மரம் அட இது ஒரு ஆமை அதுபோல பூச்சிகளை உங்க கற்பனைக்கு ஏற்ப செயற்கை பொருட்களை வச்சு வித விதமா செஞ்சு பார்க்கலாம் மேலும் ஜூல இருக்கக்கூடிய விலங்குகளையும் செய்யலாம் நாம நிறைய இன்னைக்கு பாத்துட்டோம் இல்லையா உங்க கற்பனையில இன்னும் என்னெல்லாம் வருதுன்னு நீங்களே செஞ்சு பாருங்க என்ன குட்டீஸ் ரெடி ஆயிட்டீங்களா இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக் கொள்ளலாம்